ஹாய் ஒருபடி இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதை வந்து step by step last video வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களால் ஃபுல்லாக ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பராக ஆக முடியும் ஓகேவா கோடிங்கே இல்லாமல் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸு இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்களாக ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க அதில் ப்ராஜெக்ட் நேம்ங்கிற இடத்துல ஒரு நேம் இந்த ப்ராஜெக்ட் நேம்ங்கிற இடத்துல நீங்களாக எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம் அதாவது உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ண போகிறீங்க இல்லையா ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேமை நீங்கள் எங்கே செலக்ட் பண்ண போகிறீங்க ஸோ இது எல்லாமே அதோட டிஃபால்ட் செட்டிங் ஸோ ஓகே கொடுத்துட்டேன் so getting started so start ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்க்ரீன் ஒன்று வரும் ஒரு மொபைலோட வியூ ஒன்று பார்க்கலாம் ஸோ நம்ம பண்ண போகிற டிசைன்ஸ் எல்லாமே இந்த மொபைல் வியூவில் கொண்டு வந்து வச்சுட்டு தான் நம்ம வந்து டிசைன் கம்யூனிகேட் பண்ண முடியும் போகிறோம் ஓகேங்களா ஜஸ்ட்டு பட்டன்ஸை மட்டும் எடுத்து வந்து வைக்க போகிறோம் கோடிங் வந்து சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுத்துறோம் ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா யூசர் இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு பட்டன் ஸோ அதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நான் பிளேஸ் பண்ணிடுவேன் ப்ளேஸ் பண்ணணும் டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் பட்டனுக்குன்னு ஒரு நேம் வைப்போம்ல சப்மிட்டு அந்த மாதிரி பேக் அந்த மாதிரி ஒரு பட்டனுக்கு நேம் வச்சோம்னா அந்த நேம் வந்து நம்ம செக் பண்ணுறோம் பண்ணிக்கலாம் அதில் அடுத்தது ஒரு செக் பாக்ஸ் வேணும்னா செக் பாக்ஸ் வச்சுக்கலாம் ஸோ நான் என்னென்னலாம் போடுறேனோ அந்த எல்லா கண்டென்ட்டுமே ஒன் ஆஃப்டர் அதராக ரைட் சைடில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும் ஸோ இல்லை ஏதாவது தேவையில்லை அப்படின்னா நான் கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கலாம் டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த தேவையில்லாத ஐட்டம்ஸ் மட்டும் டெலிட் ஆகிடும் ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன் இப்போ அதை பொசிஷன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன கொடுக்குறேனோ கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் ஒன்று இருக்குல்ல இதை கிளிக் பண்ணோன்னே அது எனக்கு அப்படியே தனியாக ஷோ ஆகும் இதுதான் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ண இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறோம் இப்போ ஸோ அந்த நேம் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் லேபிளில் லேபிளோட நேமு ஸோ இப்போ அந்த பாக்ஸில் போயிட்டு நான் லேபிள் சேஞ்ச் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் ஃபார் லேபிள் ஒன்றுங்கிறத ஷோ நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அதோட கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ரைட் சைடில் இருக்குது கீழே ஸோ அதில் போய் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தேவையான கலர் செலக்ட் பண்ணிட்டேன் கலர் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் அந்த பேக்ரவுண்டில் போயிட்டு எனக்கு தேவையான இமேஜஸ் எடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம் மேபி உங்கள் சிஸ்டமில் இருக்கிற இமேஜோ இல்லை இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இமேஜோ பேக்ரவுண்டில் வைக்கணும் உங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கு லுக் அண்ட் ஃபீல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ப்ரௌசரில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணுறேன் இந்த இடத்துல இப்போ நான் இமேஜை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து இப்போ வந்துருச்சு உங்களுக்கு ஸோ இந்த ஐகான்ஸை பொசிஷன்லாம் மாற்றணும்னா நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு நான் இப்போது சும்மா டாப்புக்கு வச்சுருக்கோம் நீங்கள் மிடில் வேணும் அப்படின்னா மாற்றனா மாற்றிக்கலாம் உங்களோட விஷயம் அது இருக்கிற டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் ஒன்றுங்கிறத வந்து நான் இப்போ நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன் name and colours show name மாற்றியாச்சு அதை அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் எதுக்காக அப்படின்னா அந்த ஷோ நேம் கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதை கொடுத்து ஷோ நேம்னு காட்டிட்டோம்னா கீழே நீங்கள் என்ன லெட்டர் டைப் பண்ணீங்களோ அந்த லெட்டர் வந்து அங்கே ஷோ ஆகும் ஸோ அதுக்கு வந்து ஒரு லேபிள் எடுத்து வச்சுக்கிறோம் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டிங்கனாலே போதும் அது லேபிளில் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டாச்சு so text for label two அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஸோ அதில் தான் நம்ம வரக்கூடிய ரிசல்ட் வந்து ஷோ ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு கோடிங் வந்து எழுத போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் முதல்ல கோடிங் இல்லைன்னு சொன்னோம் இப்போ வந்து கோடிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம் ஜஸ்ட் கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம் அந்த கோடிங்கோட பேராமீட்டர்ஸோட ஓகேங்களா ஸோ இப்போ பட்டனுக்கான பிளாக் கோடிங் பண்ண போகிறோம் நம்ம இந்த மாதிரி எது வேணுமோ பட்டன் ஒன் வேணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன கண்டிஷன் பண்ணுவேன் பட்டன் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து நான் என்ன டைப் பண்ணணும் அது ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணணும் அதுதான் நான் எடுக்க போகிறேன் இல்லையா ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் இருக்கு இல்லையா வென் பட்டன் ஒன் கிளிக் பண்ணும்போது டூ திஸ் ஆக்ஷன் ஸோ அந்த ஃபைல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணால் போதும் ப்ளேஸ் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் ஏன்னா ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றில் நம்ம என்ன டைப் பண்ணமோ அந்த டேட்டா டெக்ஸ்ட் பாக்ஸ் டூவில் என்ன ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த டேட்டா ஓகேவா ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கிளிக் பண்ணி கொண்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி சம் கேட்கும் ஸோ அதுக்கு எந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதோ அந்த கண்டிஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் maybe text box one click பண்ணால் பேக்ரவுண்ட் கலர் மாற்றணுமா இல்லை கசர் ஷோ ஆகணுமா இல்லை கசரோட பொசிஷன் என்னன்னு தெரியணுமா அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் செட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றுங்கிறத எடுத்துக்கிட்டேன் அதை கொண்டு வந்து கரெக்டாக அந்த பாக்ஸில் சீட் ஆகிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ செலக்ட் செட் ஆகலை எனக்கு ஸோ அதனால் நான் வேறு ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ செட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றில் வந்து என்ன டைப் பண்ணலாம் அந்த டெக்ஸ்ட்டை வாங்கு வாங்கிட்டு அடுத்து என்ன செய்யணும் ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட் ஸோ ஸோ கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் போயிட்டு அந்த யூனிட் வந்து லாக் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு கோர்வையாக அடுத்தடுத்த அவுட்புட் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ என்னங்கன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு உண்ண உண்ணாமலையா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டேன் நான் இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டூ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்கனாலும் அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை கொடுத்தோன்னே டிசைனுன்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த நீங்கள் எழுதின இந்த டிசைன் வந்து அப்படியே கோடிங் எல்லாமே கம்யூனிகேட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிடும் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஜென்ரேட் கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்போர்ட்டில் போனீங்க அப்படின்னா கியூஆர் கோட் ஒன்று காட்டும் இன்னொன்று டவுன்லோடு ஏபிகே காட்டும் நீங்கள் டவுன்லோடு ஏபிகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் ஏபிகே சிஸ்டம்லேயே மொபைலில் ஏபிகே டவுன்லோட் ஆகிடும் இல்லை நான் கியூஆர் கோட் மூலியமாக அந்த பர்டிகுலராக அந்த ஆப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எம்ஐடி ஏபிகேன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கேன் ஏபிகே இன்வென்ட்ரின்னு அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிடணும் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற சொல்லி கேட்கும் அந்த ஆப்ஷன்ஸில் இந்த ஷோ ஆகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எழுதிருக்கீங்க இல்லையா ஒரு கோடிங்கு ஸோ இதுக்கு என்ன அவுட்புட்டோ அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே உங்களுக்கு மொபைலுக்கு அவுட்கம் கிடச்சிரும் ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த இமேஜ் அப்படியே வந்து உங்களுக்கு கீழே ஷோ ஆகும் நீங்கள் அதை ஃபுல்லாக லைவாக வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு ஆண்ட்ராய்டோட டெவலப்மெண்ட் நாலேஜ் இல்லாமல் ஆண்ட்ராய்டுக்கான கோடிங் எப்படி எழுதுறதுன்னு தெரியாமையே நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து பாய்ஸாக எப்படி கொண்டு வருது ஆண்ட்ராய்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தேங்க்யூ